இருக்கிற மேட்டர் துட்டும் பத்தவே மாட்டேங்குது பிச்சை நீ போயிடுறா நீ வா ஏய் கணேசன் ஒன்று இருக்குல்ல வாட்டி கிரிக்கெட் மேட்ச் இந்த ஃபுட்பால் மேட்ச் உன் பழைய வணக்கத்தை வச்சாதான் இல்லைன்னா வேலைக்கு ஆகாதாட்டு ஏய் அண்ணா வராரு எல்லாரும் மரியாதை கொடுங்க கவுத்தலாம் அதெல்லாம் கொடுப்போம் பாருப்போம் அண்ணா டேய் வணக்கம் என்னட்டு ஃபுட்பால் பெரிய ஆள் செய்ய முடியுமா யாரை பார்த்து பார்த்து செய்யற எவ்வளோ பெரிய மனுஷன் தெரியுமா அண்ணனுக்கு கொடுத்தா ஆயிரம் ரூபாய் தான் கொடுப்பாரு ரொம்ப யோசிக்காதுண்ணா வந்துடுற மேட்ச் கண்டிப்பா மேட்ச் எல்லாம் போய் டிவியில் வைத்து கொண்டு நாம என்ன சார் யார இவ்வளோதான் வாடா இருடா தடி கூப்பிடுது என்ன சார் சேட்டு மேட்ரு பெருசாச்சு ஏற வண்டியில் ஏதா இருந்தாலும் அண்ணன் கிட்ட பேசி செஞ்சது நீ தானே உன் அண்ணன் செய்யல ஸ்டேஷன் விட்டு வெளில வந்தா நீ ரெண்டு பிள்ளைக்கு அப்பன்றத மறந்துடாத யாரடா மிரட்டுற ஒரு ரவுடி இங்க என்கவுண்டர் பண்ணா நூறு ரவுடி வர மாட்டான் போலீஸ்காரன் இங்க செத்தா நூறு போலீஸ்காரன் வந்து நிற்பான் வார்த்தையை விடாத உன் நல்ல நேரம் சேட்டன் கவுன்சிலர் காம்ப்ரமைஸ் ஆயிட்டானுங்க போலீஸ் கையா பிடிக்கிற மாட்டோட என்னவா உர்ரா நடா இதெல்லாம் புதுசா வாடா போலாம் நாலஞ்சு பிரச்சனை வந்தா தான் மச்சி பெரிய மனுஷாலுங்க ஏய் கீஞ்ச டவுசரே இங்க வா ஐயா கீஞ்ச வாய் வச்சுட்டு கீஞ்ச டவுசர் கூப்பிட்டாரு பாருங்களா ஏய் இன்சைடு வாடா வரைக்காத அதான் பதில் பதில் கலாச்சிட்டல போ என்னடா இருக்கு சிக்கனு மட்டன் இறா சுறா புறா ஆம்லேட் ஆப்பாயில் பள்ளி மிட்டாய் பப்பாளி வயல போதப்பாக்கு புண்ணாக்கு கோழி சுண்டல் வேர்க்கடலை இறா ஆர்டர் இவ்வளோ நக்கலா சொல்லி பாரு எல்லாத்துலேயும் ரெண்டு ரெண்டு பிளேட் எடுத்துக்கோ அப்புறம் ரெண்டு ஃபுல் எடுத்துக்கோ மச்சான் ரொம்ப ஆட்டா இருக்கு அப்படியே நாலு பீர் சொல்லலாம் எத்துக்க எத்துக்கண்ணா திட்டே ஏய் அண்ணங்கிட்ட நிறைய துட்டு இருக்குதுடா பணம் என்னமோ இவன் வீட்டு துட்டு மாதிரி பேசுறான் ஏய் இப்படி போ ஆயிரம் ரூபாய் பத்தின வெளி ஓடிலாம் பாக்குறியா எதுக்கு எதிர்த்து இடம் ஒண்ணு பேசுப்பாரு டேய் தேரா குவார்டர் பட்டாணி உங்களுக்கு கூலிங் பீரா ராஜா ஸ்கூல் போறது இல்லையம்மா இவர் மட்டும் காலேஜ்ல இருந்து அப்படியே வந்துட்டாரு ஓயா சப்ப காலையில இருந்து என்னென்ன பேச்சு பேசுது வாய் திறக்குற நீ எவ்வளோ இறங்கி பேசுறேன் கொஞ்சம் கூட மனசாச்சு இல்லை மாமா அட உர என்னம்மாச்சா சரக்கு அடிக்கிற நாங்களே இப்படிலாம் லுக்கு கொடுத்ததில்ல கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிற நீ எதுக்கு இப்படிலாம் லுக் கொடுத்துனுக்குற மச்சா ஆயிரம் ரூபா குத்தம் ஆப்போசிட்ல நிற்கிறான்டா ஏய் ஃபர்ஸ்ட் டைம் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுங்கடா ஆப்போசிட் மக்க மாதிரி ஆனாங்க மச்சி கட்சி வலை ஏறி அடிச்சிருக்கணும்டா எல்லாம் இந்த சப்பையால வந்து நம்ம நடிக்கிற அசால்ட்டா ஜெயிச்சுட்டு போயிட்டேன் இல்லனா கப்பு நம்மளுதான் மச்சி ஓ அதுக்குள்ளேடா ஃபுட்பால் மேட்சை நடத்திட்டீங்க ஃபர்ஸ்ட் கோல் அடிக்கும்போது மட்டும் ஆஹா ஓஹோ தூக்கி கொண்டாடுனீங்களா ஒரு ஷாட் மிஸ் பண்ணானே எல்லாம் சேர்த்துட்டீங்க ஏய் சி காத்தாடியா கூடு ஐயா தோபாரா வந்துட்டார் பாரு கிளம்பே ஏய் எவ்வளோ தூரத்துலேருந்து வந்துக்கிறேன் நின்று இடத்துல காத்தாடியா பிடிச்சிட்டு கதையா சொல்கிற குற எவ்வளோ தளவு ஓடி வந்ததுனா கதை இல்லை யார் முதல்ல பிடிச்சாலும் அதான் கதை கிளம்பே ஏய் சி காத்தாடியா கூடு ஓவரா பேசிக்கிட்டு அழகிறான் பாரு இல்ல சூஸ்திரம் சைஸ் கூட இல்ல நான் பேச்சு பேசுவேன் பட ஏரியால மாட்டாதியா போயிடு மாட்டுவேன் தள்ளுப்பா என்ன கண்டுக்காம போறாரு என்ன மச்சான் எதனா பிரச்சனையா காத்தாரிக்கிற அவ்வளோதான் ஓடியாந்தா என்னடா மேட்ரு மொக்கியாயிடுச்சு ஏய் என்னடா பழைய சோறு ஏய் இவனா இதான் ஏரியால பூண்டாங்களா நம்ம தாண்டா அவன் ஏரியால பூந்துக்கிறான் என்ன முடிச்சிருவானுங்க போல தெரியுது மச்சான் மச்சான் பழைய முக்க மணி சோப்பு போட்ட பண்ணி சொல்லி கேட்க ஏய் ட்ரிபிள் எட்டு எங்கள் மொக்கட்டு எங்கள் முனிமாக்கா பகுல் அடிக்கிட்டு போச்சான் பழைய பட்டு ஐயே மூஞ்சிங்களா பத்தியா இதுங்களுக்கு நேடா அடுக்கு மொழியில் பேசுகிறான் இதுங்களை அடிக்க பொருள் ஏற்றுன்னு வந்துக்கிறேன் போட ஜெயா ரவுடி நீங்க கமரை கட்டு கரண்ட் பில்லு கட்டு பாக்கெட்டில் போட்டுட்டு போகிறான் முடிவாழ்த்தவனை கூட வச்சிருந்தா மூளை இருக்காதுன்னு சொன்னது உண்மைதான்டா போடா தொழிலாவது பார்த்துருப்பேன் ஓ இடுப்பு கல்யாண சத்திரம் அடுப்பு மாதிரியே இருக்குதுப்பா ஆட்டி வேறு காட்டுது கடல் பண்ணி போடா முன்னழகே பார்க்க முடியல இதில் வேற பேக் வேற வைப்ரேஷனில் காட்டுறான் பூ நாதார் நாய் ஏய் சப்ப என்ன மச்சான் உன் பேருக்கு ஏத்த மாதிரி சப்ப தட்டியடா ஏய் பேர்டுக்குள்ள கையை வச்சுனுங்கிற சி கையடு என்ன பண்ணாங்க இப்ப ஆடு எதையுமே ஆடாத ஒழுங்கா ஆமா நீங்க ஆடிட்டாலும் ஆடு மூடிக்கின்னு சரி போடுறா பாஸ் ஏய். பாஸ் பாஸா உன்னை தாண்டா பாஸ்ன்னு கூப்பிடுறான் நானா பாஸ் இங்க அட்டுங்கிறது யாரு பாஸ் ஏன் அவன் பேருக்கு காது குத்தி கடை வெட்ட போறியா அது இல்ல பாஸ் ஆ. ஒரு சின்ன மேட்ரு மேட்டர்னா சாதாக்கா கிட்ட போடா எங்க உயிரை ஏன்டா வாங்கிட்டு போடா ரொம்ப நாளா ஆ. என் முறை பண்ண சேஸ் பண்ணி சேஸ் பண்ணி லவ் பண்ணேன் பாஸ் சேஸ் பண்ணியா யாரா ஃபைட் மாஸ்டர் பாண்டி மாஸ்டரா சூப்பர் மாஸ்டர் அவரு அடி இருங்க பாஸ் அத கிராஸ் பண்ணி கிராஸ் பண்ணி ஒரே டிஸ்டர்ப் பண்றான் பாஸ் அதெல்லாம் நிறைய செலவாகும்டா செலவு பத்தி பிரச்சனை இல்ல பாஸ் அப்புறம் என்ன ரெண்டு தட்டிடலாம் டேய் என்னடா கதவு தட்டுற மாதிரி சொல்லுங்கிற டேய் அதெல்லாம் பண்ண முடியாது போடா தட்டினாலாம் போறாது பாஸ் லேசா ரத்தம் வர மாதிரி குத்தணும் அவனெல்லாம் குத்திட்டு நாங்க போய் உள்ள உட்காருமா பட பின்னால குத்தினானா கேஸு கிடையாது நீங்களும் சேஃப் நானும் சேஃப் மச்சான் ஏரியால பசங்கிட்ட விசாரிச்சேன் பின்னாடி குத்தினா கேஸ் கிடையாதுன்னு பசங்க சொன்னானுங்க இவனை பார்த்தா கொடை மிளகா வேங்கின மாதிரிக்கிறான் என்ன இவனை வச்சு நம்ம சேஃப் ஆயிடும் அவனும் சேப்பு நம்மளும் சேப்பு என்ன சொல்றேன் எதுவும் அட்டிக்கிட்ட ஒரு எதுக்கு போன இந்த ரிப்போர்ட் விட்றா என்னடா சொல்றீங்க அப்படியே கேரளா மம்முட்டி பீடி இல்லாம இருக்கவே மாட்டார் டேய் இப்போ எங்கடா இருப்பான் அவன் சூப்பர் மார்க்கெட்ல அவன் என்ன பண்றான் சூப்பர் மார்க்கெட்ல எல்லாரும் வாங்க எழுந்து போலாம் வா கிளம்பு டேய் யோசிக்காத வாடா போ போ டேய் போடா அப்ப முடிவே தான் முன்னாடி போயினே இருக்கணும் பாஸ் சீக்கிரம் வாங்க பாஸ் போடா ஏய் என்னடா ஏன்பா எப்பவுமே உன் தலைமையில் தான் மேட்ரா என் தலைமையில் நடக்கூடாதா இந்த சப்ப தலைமையில் சார்பாக முடிச்சுட்டு வரேன் நீ கம்முனு படி ஐ வில் மீட் ஐயோ நல்லா பாத்து சொல்டா அவன் தானே அட்டாக் பாஸ் அப்படியே போ போலாம்டா ஓகேவா சூப்பர் பாஸ் நீங்களும் சேஃப் நானும் சேஃப் ஓகே ஓகே ஓகே ஐயோ சார் சார் சார் சார் அடிக்காதீங்க சார் சார் சார் சார் அடிக்காதீங்க சார் சார் சார் சார் ஐயோ sir sir sir sir sir sir sir அடிங்க சார் என்ன பண்ணியா சார் அடிங்க குத்துன கேஸ் ஆ சார் அப்புறம் என்ன சார் ஸ்டார்ட் பண்ணுங்க எந்தர்றா மேல நிக்கி வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவீங்களா இல்லையா இத பின்னாடி சுத்தினா பின்னால குத்தினா கேஸ் கிடையாது நீங்களும் சேஃப் நானும் சேஃப் வெல்லோ நீ சொல்றேன் அங்க சத்தா ஆ கரெக்டாக வந்துடுவீங்களா என்ன சார் பண்ணுறது ஏரியா பசங்க வந்து தானே ஆகணும் அவனுக்கு என்ன பண்ணனு தெரியுமா குஸ்டி ஏதாவது விளையாட்டா பண்ணியிருப்பாங்க சார் விளையாட்டா குத்துற இடமா இது என்னை பிரிச்சிட்டான் சாப்பாடு கூட போட மாட்டான் கும்மரிங்கனே இருக்கிறான் முதலாம் வலி சொல்லி காலில் விந்து அது காப்பாத்து அதெல்லாம் ஒன்றும் வேணாம் கேஸ் ஒன்றா மாற்றி எழுதுறேன் கோர்ட்டில் ஃபைனை கட்டுங்க நீங்கள் வந்தீங்கன்றதால கேஸை மாற்றி எழுதுகிறேன் யோ ஏடு அது மூணு பேர் ட்ரெஸ்ஸை குடியா நம்ம dress sir sir please sir கொடுங்க சார் அவனும் நம்ம பையன் சார் எருமை மாதிரி இருந்துக்கிட்டு பேசுகிற நாரை வச்சுட்டான் சார் நீ அடிச்சதுனால தானே நான் யூரின் அடிச்சேன் அந்த எருமையை வெளியே அனுப்பி